இலை வடிவ புதிர் குழந்தைகளை இன்னைக்கு நாம் ஒரு புதிர் பார்க்க போகிறோம் இது ஒரு அருமையான எளிய புதிர் இதுக்கு நமக்கு தேவையானது இலை வடிவில் லெதர் ரெண்டு மணிகள் நூல் முதல்ல இலை வடிவத்தில் லெதரை வெட்டி எடுத்துக்கணும் நடுவில் செவ்வக வடிவத்தில் நீளமாக வெட்டிடணும் திக்கான நூலின் ரெண்டு புறமும் மணிகள் கோத்திடணும் இவை இந்த துளையை விட பெரியதாக இருக்கு அதனால் இது வழியே மணியை எடுக்க முடியாது இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இந்த செவ்வக வடிவத்தை வளைச்சு துளை வழியா விட்டு மணியை வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த இலை வடிவத்தை வச்சிடலாம் இப்போ மணியை திருப்பி கோர்க்க இதே போல செவ்வக வடிவத்தை உள்ள வளைச்சு மணிக்கோத்த நூலை ஒரு புறம் விட்டு மறுபுறம் எடுக்கணும் இப்போ இப்போது நூலில் கோத்த மணி இலையில் லாக் ஆயிடுச்சு இது எளிமையான புதிர் பொருள்களை வச்சு செஞ்சு பார்க்கலாம் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்